வணக்கம் நான் ஜெயராஜன் என்னும் வெற்றிவேந்தன் பேசுகிறேன் இன்று நான் மத்திய அரசாங்கத்தின் அணு ஆற்றல் துறையில் கல்பாக்கத்தில் பணிபுரியும் ஒரு மேற்பார்வை பொறியாளன் சூப்பரனண்டிங் என்ஜினியர் யாருக்குமே வாழ்வில் ஒரு நிகழ்ச்சியோ பார்த்த காட்சியோ படித்த கதையோ கட்டுரையோ ஏதோ ஒன்று பொறிதட்டி திருப்புமுனையாய் அமையும் இங்கே நான் பேசப்போவதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த நிஜமான சம்பவங்களை இதை சொல்வதினால் அன்று நான் இருந்த ஏழ்மை நிலையில் இன்று இருக்கும் சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஏழ்மை நிலை பற்றி உள்ள பயமும் தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மையும் விலக உதவும் என்பதாலேயே இதை பதிவு செய்கிறேன் இதை சொல்வதில் எனக்கு எந்தவித கூச்சமோ அவமானமோ இல்லை என் இளமை பருவத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட நிலையில் இலவசமாக படிக்க அரசாங்க பள்ளியில் சேர்ந்து படித்தேன் இன்ஜினியரிங் காலேஜில் சேர மார்க் இருந்தும் சீக்கிரம் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டும் என்பதை யோசித்து பாலிடெக்னிக் காலேஜில் சேர்ந்து டிப்ளமாவை முடித்தேன் நான் அப்போதே பல பெரிய மேதாவிகளின் இளமைக்கால வறுமை நிலைகளை பற்றி ஆர்வத்துடன் படித்தேன் அவையாவும் எனக்கு என் வறுமை நிலை ஒன்றும் புதியதில்லை என்ற ஆறுதலை ஏற்படுத்தி இருந்தது அவர்கள் பகுதி நேர வேலைக்கு போய் தன் தேவைகளை சமாளிக்க சுயசம்பாத்தியம் புரிந்ததை என் நிலைமையை சமாளிக்கும் வழித்தடமாக நான் ஏற்றுக்கொண்டேன் என் ஏழ்மை எனக்கு அவமானமாயில்லை சொல்லப்போனால் எனக்கு அது ஒரு கேடயமாகவே அமைந்தது எந்தவித கெட்ட பழக்கங்களுக்கும் நான் அடிமையாகாமல் பார்த்து கொண்டது நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய உலகத்தின் தலை சிறந்த விஞ்ஞானி எடிசன் தன்னுடைய கண்டுபிடிப்புகளுக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்று காப்புரிமைகள் பெற்று சாகும்போது கோடீஸ்வரனாக மறைந்த எடிசன் தன் குடும்ப வறுமை காரணமாக பதிமூன்றாம் வயதில் ரயில் வண்டியில் தினச்செய்தித்தாளும் மிட்டாய்களும் விற்றார் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள் இவரின் சாதனை பட்டியல்களை நான் எட்டாம் வகுப்பு படிக்கும்போதே படித்தேன் அது எனக்கு ஒரு மாபெரும் உந்து சக்தியாகவும் என்னை வழிநடத்தும் தூண்டுகோலாகவும் இருந்தது என்பது சத்தியமான உண்மை சாப்பாட்டிற்கே கஷ்டப்பட்ட ஒரு ஏழ்மையான நிலையிலிருந்து இன்று லட்சத்தில் சம்பளம் வாங்கும் ஒரு நேர்மையான உயர் அதிகாரியாக பணிபுரிந்து பல மாணவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் பண உதவி செய்யும் வகையில் என்னை உயர்த்தி இருப்பது தெய்வ அருளும் என் கடின உழைப்பும் நான் படித்த எடிசன் வாழ்க்கை வரலாறும் என்னால் இது முடியுமென்றால் உங்கள் யாராலும் முடியும் வறுமை என்பது நம்மை கெட்ட வழிகளுக்கு போகாமல் காப்பாற்றும் கேடயம் என்று நினையுங்கள் திடமாக நம்புங்கள் உழைத்தே உயரும் எண்ணங்களை மேம்படுத்தி திறமைகளை கூர்திட்டிக் கொள்வதற்கு நமக்கு கிடைத்த சந்தர்ப்பம் என்று உணருங்கள் படிக்கும்போது செல்வத்தில் புரண்ட எந்த மாணவனும் பெரியதாக சாதித்ததாக இல்லை உச்ச வறுமையில் உழன்றவர்களே பின்னாளில் சாதனையில் உச்சந்தொட்டிருக்கிறார்கள் இன்று நீங்கள் போடும் அடித்தளம்தான் நாளை உங்களை உச்சியில் அமர வைக்கும் ஒரு நாளும் வறுமை நிலை கண்டு சோர்ந்து தளர்ந்து விட வேண்டாம் என்பதே என் தாழ்மையான வேண்டுகோளும் வானளாவிய விருப்பமும் நன்றி வணக்கம் ஜெயராஜன் என்னும் வெற்றிவேந்தன்